வணக்கம் என் பெயர் சா பவித்ரா கோவையிலிருந்து இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்பதே தலைப்பு நிச்சயமாக இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியே என்று நான் கூறுவேன் ஏன் தெரியுமா இதில் இளைஞர்களை குறை சொல்லவே முடியாது குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களின் கனவுகளுக்கு மதிப்பளிக்கும் இந்த சமூகம் அவங்க ஒரு சின்ன கவிதை எழுதுனா அவ்வளோ பாராட்டுவாங்க ஒரு சின்ன அழகான ஓவியம் வரைஞ்சா அவ்வளோ நீ பெரிய ஓவியர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவாங்க அப்படி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அந்த குழந்தையின் கனவுகளுக்கு உரமளிக்கும் அதே சமூகம் அந்த குழந்தை இளைஞனாக மாறும் பொழுது உரமளிக்காமல் அந்த கனவுகளுக்கு உலை வைக்கிறது ஆமாம் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த ஒரு மாணவன் தன்னுடைய கனவுகளை சுமந்து கொண்டு வெளியில் வர்றப்போ என்ன படிக்க போகிற அது படித்தா வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சா நீ சம்பாதிப்பியா எவ்வளோ சம்பாதிக்கிற இவ்வளோ சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும் இவ்வளோ சம்பாதிச்சாதான் உன்னால உன்னால் நான் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை விதைக்குது ஆக ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய கனவு எல்லாமே அவனுடைய லட்சியங்கள் எல்லாமே ஒரு நிலைக்குள்ள முடங்கி போயிடுது இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி பார்த்தோன்னா நிறைய பேர்த்துக்கு நல்லா பாடுவாங்க நல்லா கவிதை எழுதுவாங்க நல்லா ஓவியம் வரைவாங்க அவர்களுடைய லட்சியம் சின்ன வயசில் மிகப்பெரியதாக இருந்திருக்கும் ஆனால் போக போக இந்த சமுதாயம் அவர்கள் மேல் திணிக்கும் அந்த திணிப்புகளால் அவர்களின் லட்சியம் என்பது காணாமல் போய்விடுகிறது சொல்ல போனால் இன்றைய இளைஞர்களின் லட்சியமே லட்சங்களாக இருக்கும் பொழுது அவர்கள் லட்சிய பாதையை நோக்கி எப்படி அடியெடுத்து வைப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஒரு இளைஞன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னாலே கையில் கொஞ்சமாவது பணம் இருக்கணும் அந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அவனை மதிக்காது அவனுடைய லட்சியங்களுக்கு கூட மதிப்பளிக்க கூட அவனிடத்தில் பணம் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்கள்